இந்த எழுபத்தி ஏழு லட்சம் பேருமே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தா கால்குலேஷன் தான் புரியுதா ஸோ இந்த லட்சணத்தில் இதோடையுமே உனக்கு பெருசாக சம்பாதிக்கணும் புரிய மாட்டேங்குது இது வந்து எப்போ ஏதாவது ஒன் டைம் பர்ச்சேசிங் ப்ராடக்டில் மட்டும்தான் கேஸ் அது மாதிரி நெட் மார்க்கெட்டிங் கடைசி இல்லை கொஞ்சம் பேர் இருந்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எல்லாருமே சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது ஒரே ஒரு இஷ்யூவில் வரும் எப்போ அப்படின்னா இந்த ஒன் டைம் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல ஒன் டைம் நீங்கள் வாங்கி ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் எகெயின் அதுலேயுமே நம்ம லாஜிக்காக வந்தோம் அப்படின்னா ஒன் பா எத்தனை நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நீ அவ்வளோ பெருமாடா நீ கொண்டு போயிருவ அவ்வளோ பெரிய பொறுப்பாடா நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ அவ்வளோ கொண்டு போயிருவியா டோட்டல் நெட் மார்க்கெட்டிங் பண்ணுற மக்களே எழுபத்தேழு லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் தான் இமேஜின் ஒரு கோடி கூட கிடையாது நூற்றி நாற்பது கோடி இருக்குது அவ்வளோ பெரிய பருப்பா நீ அவ்வளோ பேர் பண்ணிடுவியா அவ்வளோ பேருக்கு நீ பெரிய ஆளாக இருவியா சரி ஒரு லாஜிக்காக அப்படி போனாலும் சரி இந்த எழுபத்தேழு லட்சத்தில் நூற்றுக்கணக்கான கம்பெனி அதில் ஒரு கம்பெனியில் எங்கேயாவது ஒரு ஆளு கூட அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பாத்தியம் பண்ணுறாங்க மாதம் இமேஜின் இமேஜின் இந்த எழுபத்தேழு லட்சம் பேருமே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தா அவர் கிட்டத்தட்ட எழுபது கோடி எண்பது கோடி மாதம் சம்பாதிப்பார் ஓகே ஒரு கோடிக்கு வந்தாலும் சரி கிட்டத்தட்ட நூறு கோடி ஒருத்தர் சம்பாதிப்பாங்க ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி பண்ணால் கூட நீ ரெண்டு ஒரு கோடி ரெண்டு கோடி மக்கள்கிட்ட நீ பிஸ்னஸ் பண்ணதான் வந்திருக்கும் கால்குலேஷன் புரியுதா ஸோ இந்த லட்சணத்தில் இதோடையுமே உனக்கு பெருசாக சம்பாதிக்கணும் நான் செத்து போயிட்டேன்னா ஆமாம் எழுபது வருஷம் செத்தான் போவா நீ அதுங்கட்டில் இந்த ரெண்டு கோடி முன்னேற பண்ணிடு நீ இவ்வளோ பேரை நீ பிஸ்னஸ் கொண்டு வா அதெல்லாம் கூட நான் கால்குலேஷன் கால்குலேஷனை டேய் பண்ணுங்கடா பண்ணுறது ஒன்றும் கிடையாது பேச்சு வேறு நிறைய அப்படி ஆகி போச்சுன்னா இப்படி ஆகி போச்சுன்னா ஒருத்தன் டைம் கேட்டா ஏன்டா டைம் கேட்டேன் போ ஏன் கோப்படுத்தீங்க நினச்சி ஆமாம் டைம் கேட்பேன் அப்புறம் வீட்டில் புள்ள இருக்கான்னு கேட்பேன் அப்புறம் நீ என் வீட்டுக்கு வருவ என் பிள்ளை கூட பழகுவ அப்புறம் லவ் பண்ணுவேன் அப்புறம் என் பொண்ணை கூட்டு போயிருவார் நாள் டே நான் டைம் தானடா கேட்டேன் அதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கடா நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் இந்த மதன் கௌரி வீடியோவில் நான் அவனுக்கு இப்படி தான் ரிப்ளை போட்டு போட்டேன் அந்த வீடியோலாம் பார்க்கலையா நீங்கள் இந்த மாட்டு டாக்டர் ஒருத்தன் இருக்கானே சைக்காலஜி அவன் நான் எல்லானுக்கு நான் இப்படி தான் ரிப்ளை சொன்னேன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது இது வந்து எப்போ ஏதாவது ஒன் டைம் பர்ச்சேசிங் ப்ராடக்ட்டில் மட்டும் தான் கேஸ் பட் ஜென்ரலி இப்போ அப்படி இல்லை எல்லாருமே ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது தேவைப்படுது கடை மூடி போச்சுன்னா சொல்ல முடியுமா கடை வந்து எவ்வளோ சரக்குனாலும் வாங்கிட்டே இருக்கலாம் கடை எப்போ முடி போகும் ஒரு தடவை எல்லோரும் கடையை முடி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா கடைக்கு பக்கம் வர மாட்டாங்க மாதம் மாதம் போகும்ல அந்த மாதிரி நெட்டு கடை கம்பெனிலையும் மாதம் மாதம் வாங்குவோம் பத்து பேர் இருந்தாலும் சரி அவன் காலை ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்கிறதுலையும் காலம் அவன் சம்பாத்தியம் வந்துகிட்டே இருக்கும் நீ நூறு பேரை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது ஆ கூட சம்பாதித்து பேரலாம் டவுட் கிளியர் ஆகிட்டா இனி எவனாவது கேள்வி கேட்பீங்களா கடைசி வரையும் சேர்த்தாச்சுன்னா அப்புறம் நெட்டு வாங்கல என்ன ஆகும் டேய் முதல்ல ஒரு ஆயிரம் கோடி சம்பாரிடா அப்புறம் நீ மற்றது பேசு அது மாதிரி நெட்டு மார்க்கெட்டிங் கடைசி வரை இல்லை கொஞ்சம் பேர் இருந்தாலும் காலங்காலம் அதை சம்பாரிச்சிட்டு இருக்கலாம் டவுட் கிளியர் வேறு ஏதாவது கொஷின்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள்